வணக்கம் இப்போ நம்ம சில்வர் மெகாவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே வந்து அக்டோபர் ஃபோர் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஈவினிங் டைமிங்கில் நமக்கு வந்து பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது buy at sixty thousand five seventy one அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வரும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மெகா ஃபைவ் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பை கால்ன்றனால கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு போகுது அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணால் கூட ஓகே கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது இப்போ நம்ம பை பண்ணலாம் so buy at sixty thousand five seventy one அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ ட்ரேடிங் வேலை அது கீழே தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம தாராளமாக இந்த ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து எடுக்க முடியும் ஸோ நம்ம இந்த பொஷன் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம டார்கெட் ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டுன்னு சொல்லி எய்ம் பண்ணால் அது எவ்வளோ பாயிண்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்கன்னா sixty thousand seven hundred and twenty two point forty வரைக்கும் நம்மளால் ஃபஸ்ட் டாரட் எயின் பண்ணலாம் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா sixty thousand eight seventy three point nineteen சொல்லிட்டு போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இப்போ பை கால்ன்றனால நமக்கு கேண்டில் வந்து க்ரீன் கலர் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ பைங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டில்ஸுமே க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ஓகே இது வந்து ட்ரெண்ட் என்ன என்ன அப்படின்றது ஈஸியாக யார் வேணாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் அதே இப்போ ப்ரீவியஸ் கூட பாருங்கள் டன் செல் காலங்கையில் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சில்வர் வந்து மார்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் இருந்துச்சு இப்போ ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து பையிங்காக சேஞ்ச் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் செவன்டீன் ஒனில் வந்தது மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் டாரட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத டேரெக்டாக பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டாரட் வந்துச்சு அடுத்து ஒன் மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு சில்வரில் ஜெனரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ நமக்கு ஜென்ரேட் பண்ண கால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி ஒரு எயிட் ஓ கிளாக் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆர டைம் பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போச்சு ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கால்ஸ் அனலைஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ